வணக்கம் ஒரு நாள் ஒரு ஆசிரியர் தன் வகுப்பறைக்குள்ளே நுழைஞ்சார் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பரீட்சை இருக்கு அப்படின்னு சொல்லி அனைவர்கிட்டையும் கேள்வித்தாளை கொடுத்தாரு பரீட்சை தொடங்குது அப்படின்னு ஆசிரியர் சொன்னதுக்கப்புறம் மேஜையில் இருந்த கேள்வித்தாளை மாணவர்கள் திருப்பி பார்த்தாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா அது வெறும் வெள்ளைத்தாள் அதில் எதுவுமே எழுதவே இல்லை அதோட நடுவில் ஒரே ஒரு கருப்பு புள்ளி மட்டும் இருந்தது எல்லாரும் அவங்க மனசில் என்ன தோணுச்சோ அதை எழுதி ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்டாங்க பரீட்சை நேரம் முடிஞ்சிருச்சு ஆசிரியர் மாணவர்களோட பதிலை ஒவ்வொன்றா படித்தாங்க எல்லாருமே அந்த கருப்பு புள்ளியை பற்றி மட்டும்தான் எழுதியிருந்தாங்க அந்த கருப்பு புள்ளி அந்த தாளில் எங்கே இருக்குது எவ்வளவு திக்காக இருக்குது என்பது போன்ற தகவல்களை தான் அவங்க எழுதியிருந்தாங்க அனைவரோட பதில்களை படித்ததுக்கப்புறம் சிறிது நேர அமைதிக்கு பிறகு ஆசிரியர் பேச ஆரம்பித்தார் யாருமே அந்த தாளில் பெரும்பான்மையாக இருக்கிற வெள்ளை பகுதியை பற்றி பேசவே இல்லையே எல்லாருமே கருப்பு புள்ளியை பற்றி மட்டும்தான் எழுதியிருந்தீங்க நம்மோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி கருப்பு புள்ளிக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதாவது உடல் பிரச்சனை பண பிரச்சனை உறவில் பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை போன்றவற்றிற்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த கருப்பு பகுதி மிகவும் சிறியது தான் ஆனால் அதுதான் நம் மனசை மிகவும் மாசுபடுத்துது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்குது நல்ல குடும்பம் நல்ல நண்பர்கள் கிடச்சிருக்காங்க அதில் கவனம் செலுத்தணும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் நாம் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசிரியர் சொன்னார் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்